வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அளவியல் சாப்டரில் அரைக்கோள வடிவத்தை பற்றி பார்க்கலாம் அரைக்கோளம் ஒரு திண்ம கோலத்தை அதன் ஏதேனும் ஒரு மீப்பெரு வட்டம் வழியாக ஒரு தளம் வெட்டும்போது கிடைக்கும் கோலத்தின் ஒரு பகுதி அரைக்கோளம் அதாவது கோலம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கோலத்தோட சரி பாதி தான் அரைக்கோளம் ஆகவே அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அப்படிங்கிறது கோலத்தின் வலைப்பரப்பில் பாதி கோலத்தின் வலைப்பரப்பு என்ன four pi r square four pi r ஸ்கொயரில் பாதி டூ பயார் ஸ்கொயர் ஸோ அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு சமம் டூ பயார் ஸ்கொயர் சதுர அலகுகள் மொத்த புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது இந்த அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு ப்ளஸ் மேல் வட்டத்தின் பரப்பு மேல் வட்டத்தின் பரப்பளவு pi r square so two pi r ஸ்கொயரோட பையார் ஸ்கொயரை கூட்டினோம்னா அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு சமம் த்ரீ பயார் ஸ்கொயர் சதுர அலகுகள் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பத்து ஒரு முக்கியமான டூ மார்க் சம் ரொம்ப ஈஸியான சம் கவனிங்க ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் கணக்கோட தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு என்ன வடிவில் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு அப்போ அரைக்கோளத்தோட அடிப்பாகம் என்ன வடிவத்தில் இருக்குது வட்ட வடிவத்தில் இருக்குது வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் பையார் ஸ்கொயர் சமம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் இது கணக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா த்ரீ பையார் ஸ்கொயர் நல்லா கவனிங்க பையார் ஸ்கொயருக்கு பதிலாக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படியே நம்ம பிரதியிட்டு மூணால் பெருக்கினா போதும் மூணு பெருக்கல் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டர் ஸ்கொயர் இது ஒரு எளிதான முக்கியமான டூ மார்க்ஸம் இந்த பயிற்சியில் அரைக்கோளத்தை பேஸ் பண்ணி வர்றது இந்த ஒரு கணக்கு மட்டும்தான் கண்டிப்பாக பரீட்சையில் கேட்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ